வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சன்ஃபார்மாவில் ஒரு லாட் பை பண்ணோம் ஃபைவ் எயிட்டி புட் ஆப்ஷனில் பை பண்ணோம் டென் பாயிண்ட் எயிட்டியில் பை பண்ணது இப்போதைக்கு தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டுருக்கு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் channel name NSC commodity trader இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு இது சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா இல்லை விற்கலாமா என்னென்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு வரும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜான் செவன்த்து இன்றைக்கி தான் வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்கோம் சன்ஃபார்மரில் இது ப்ரீவியஸ் டேயே பை கால் ஸ்டார்ட் ஆகி அன்றைக்கி போயிருக்கு அதுக்கடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி போல் செல் கால் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது செல் கால் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே டவுனில் இறங்கியிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ வாங்கலாமா விற்கலாமா டார்கெட் என்னென்ன இருக்குது ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் சன்ஃபார்மா சன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்லேருந்தே மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நல்லா டவுனில் இறங்குது அது மட்டும் இல்லாமல் சன்ஃபார்மாவை நாங்கள் அனலைஸ் பண்ணோம் சன்ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹை கிட்டக்க இருக்குது மார்க்கெட் ரொம்பவே வந்து பீக்கில் வந்து இருக்குது லாஸ்ட் ஒன் இயர்னுடைய ஹையே வந்து எபோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் ஸோ அந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அப்படி ட்ராவல் ஆகையில் டக்குன்னு ஒரு டூ டேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து புட் ஆப்ஷன் வந்து சன்ஃபார்மாவில் வந்து எடுத்தோம் நிஃப்டி வந்து சைட் பை சைடு அனலைஸ் பண்ணோம் நிஃப்டி ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கே கேப் அப்பு ஸோ சன்ஃபார்மா பார்த்தோம் சன்ஃபார்மா வந்து செல்லிங் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் காட்டுச்சு அதுக்கடுத்து கேனிஸ்டிக்கும் ஒன்று ஒன்றும் டவுன் சைடு நல்லா பிரேக் அவுட் கொடுத்துச்சு ஓகே பிரேக் அவுட் வேகமாக டவுன் சைடில் தருதுன்றனால புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் எடுத்தது நல்லாவே டவுனில் வந்து இறங்குச்சு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் எங்களுக்கு காட்டுச்சு பட் அது எங்களால் புக் பண்ண முடியல அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு ரிவர்சல் ஆகையில் இல்லை two thousand rupees two hundred அந்த மாதிரி வரும்போது நாங்கள் ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணி கவர் பண்ணிக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் தொடர்ந்து இன்றைக்கி செல்லிங் ட்ரெண்ட் தான் காட்டுச்சு லாஸ்ட் ஒரு டூ டேஸாகவே எங்களுக்கு சன்ஃபார்ம் ஆகல செல்லிங் காட்டுது ஓப்பன் ஆகிற ஹை கூட பிரேக் அவுட் ஆகாமல் மார்க்கெட் வந்து கீழே இறங்குதுன்றனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதை விட கீழே இறங்குறதுல கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு ஃபோர்ஸாக இருக்குன்ட்டு பட் கீழே இறங்கினாலும் ரெக்கவரியும் வந்து சன்ஃபார்மாக கொடுத்துட்டு தான் இருக்குது என்னதாக இருந்தாலும் கொரோனா வைரஸ் இருக்க வரைக்கும் ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே மேலே தான் வந்து ஏற செய்யும் ஸோ நம்ம இன்ட்ராடேக்கு செல்லிங்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இன்வெஸ்டர்ஸ் யாரும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பை மட்டும் பண்ணுங்கள் செல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் வாங்கலாமா விற்கலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வரும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் தேங்க்யூ